பார்க்க அவ்வளோதான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சிக்கன் அதோட சைஸ் மட்டும் லெக்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அன்னாசிப்பூ பட்டை கிராம்பு லவங்கம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை பெரிய வெங்காயம் ரெண்டு நீல வக்கை கட் பண்ணிக்கணும் ரெண்டு பழுத்த தக்காளி கட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் எலுமிச்சை பழம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் புதினா கொத்தமல்லி பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப் ஊற வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு நெய் தேவையான அளவு உப்பு ஓகே சிக்கன் பிரியாணியை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் கீ ஊற்றிக்கோங்க கீ நல்லா காந்துச்சு காஞ்சோடனே பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் முட்டைக்கெல்லாம் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலை வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் just salt for here golden brown வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிடுச்சு இப்போது இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும் con para a agregar நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் லெக் வந்து ஒரு மூணு நிமிஷமாவது நல்லா வதங்கணும் புதினா போட்டுக்கலாம் புதினா போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கட்டாகி போடுங்க லெக் போட்டு மூடி வச்சிட்டோன்னா லெக் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அதுக்காக அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் ரைஸ்க்கு நாலு கப் தண்ணி கொதிக்கணும் இதில் கொத்தமல்லியை போட்டுக்கலாம் லெமன் ஹாஃப் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லெட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியானதுதான் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ